வியாபாரமே ஆகாத ஓட்டத்தை கையாத்தாந்து வியாபாரம் ஆகணும்னாடா பார்க்குறீங்க கரீனா பாயா என்னங்கடா இது பித்தலாட்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்த எலக்ட் பாஸ் யாரும் போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று எடுத்தான்ட்டானுங்க அதுவும் வந்து ஆட்டு கொம்பு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு இப்படி உயிரை வாங்குறீங்களேடா டாடி இதெல்லாம் ஒரு எலைட் பாஸ் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக யாரும் இந்த எலைட் பாஸ் வந்து நல்லபடியாக ரிவ்யூ பண்ணலைங்க அதனால தான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரு ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம் Отдать пацана, посчитать потери Суммы нули погибают на сцене Снова один прогуляюсь без тени Заливай лик, поцелуй на шее Эй, эй, как там правда friends welcome back to channel நீங்கள் பார்க்குறது கேட்குறது த்ரீ இயர்ஸ் கேம் ப்ளே நான் உங்கள் ரிகோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா Russian server Russian server lucky royal அப்படின்னு உள்ளே போனால் இது என்னடா ஃபீமேல் பண்டலு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கேர்ஸு ரெண்டு கிரியேட்டு ஸ்கேர்து அப்புறம் ஒரு பம்கின் லேண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பேராஷூட்டு ஒரு வவுச்சரு ஒரு பேகு இந்த பேக் வந்து நல்லா தான் இருக்குது இது என்னடா இது ஸ்கை போர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எலக்ட் பாஸில் ஏற்றாந்துருவீங்க தருவீங்க இருக்குது இல்லை இதில் எதனா ஒரு ஈவெண்ட் எதனா எத்தான்ட்டு விட போகிறீங்களா என்ன தெரியல அப்புறம் இது இது வந்து லூட் பாக்ஸு ஒரு எம்பி ஃபார்ட்டி கிரியேட்டு ஒரு ஃபேக்மெண்ட்டு ஒரு பெட் ஃபுட்டு இதெல்லாம் கூட தாங்கிக்கண்டா இது என்ன இது எது நம்மளுக்கு வந்த பண்டலு ஒரு கட்டானா ஸ்கின்னு லெஜெண்ட்ரி தான் ஓ இது ஓ இதுவா கே வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குது என்ன அதுவா இது அப்புறம் ஒரு என்ன க்ளோவல் ஸ்கின்னு அப்புறம் ஒரு கிரனேட் ஸ்கின்னு இது கிரனேட் எப்படி விடியுது ஆ பரவாயில்ல நல்லா தான் வெடியுது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி போட்டு ரெண்டு ஃப்ராக்மெண்ட் அஞ்சு நூறுன்னு ஏகப்பட்டதுக்கு தரீங்க இதெல்லாம் என்னதுடா ம் இதெல்லாம் கூட வேண்டா இது இதெல்லாம் கூட வேண்டா அடி நீங்கள் பண்ணுறது இன்னும் கூட தாங்க முடியலடா என்னால் இது இது வந்து மா மாறுன்னா மாரூன் லாசர் லேசர் பேராஷூட் மா மாரூன் மாரூன் லேசர் பேராஷூட்டாம் ஏடபிள்யூஎம் ஸ்கின்னு ஃப்ராக்மெண்ட்டு யூஎம்பி யூஎம்பியில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறது யாரும் இல்லைனாலும் எத்தனை வந்துடுறானுங்க இது கூட பரவாயில்லைங்க இதையெல்லாம் இது நான் ஜாம்பி சாமுராய் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு எங்கள் ஆளுங்க பேடட் வில் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கிறானுங்க எலக்ட் பாஸு யாராவது எடுப்பாங்களா அதுவும் நானூறு டைமண்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க பார்க்க போனால் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ டைமண்ட் வந்திருக்கும் ஃப்ரீ ஸ்பின் அப்படின்லாம் எது எடுத்துறது நம்மக்கிட்ட பெட்டு இல்லை ஸோ பெட் ஃபுட் தூக்கிடுவோம் அப்புறம் அந்த ஒரு இது தூக்கிடுவோம் மற்றபடி எது வந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான் ஆரம்பமே அஞ்சு ஸ்பின்னில் கொடுத்துட்டுருக்கிறீங்க என்னடா இது இழவு கருமாந்திரம் ம் எலைட் பாஸ் என்னடா நான் தூக்கிட்டு வந்து பேடட் வீட்டில் விட்டுட்டு இருக்கீங்க நானூறு டைமண்டுன்னு போட்டு இருக்கீங்கோ ம் நியாயமாக இது இன்னும் நாலு நாள் இருக்க முடியறதுக்கு அஞ்சு டைமண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்களே ஃப்ரீ ஸ்பின் கொடுங்கடா நம்ம ஏரியாவில் தான் தூக்கிட்டானுங்கன்னு பார்த்தா எல்லா ஏரியாலுமே தூக்கிட்டு இருக்கிறானுங்க அதுவும் பேடட் வீலில் எத்தனை வந்துட்டுக்கிறானுங்க எலைட் பாஸு இதெல்லாம் நியாயமாக இது ஏறாங்க நியாயமாக இது